வணக்கம் இப்போ நாம் ஜிங்க் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டூ தேர்ட்டி த்ரீ ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆனோடனே நல்ல ஸ்பீடாக மார்க்கெட் வந்து இறங்குச்சு ப்ரீவியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு எயிட் டுவெண்ட்டிக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இப்போ வந்து செல்காலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செல் காலாக மாறி இருக்குது two thirty two point eighty five தான் நமக்கு செல் கால் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா two thirty two point twenty five காட்டுது நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் two thirty one eighty five so wait பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துட்டு ஒரு two thirty two ninety ninety five இந்த ரேஞ்சில் ரிவர்ஸில் தான் ட்ரேடிங் போகுது ஸோ இது நம்ம வெயிட் பண்ணலாம் எப்படி இதில் டார்கெட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதே மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு கேண்டில்ஸ்னுடைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் so normal candlestick red and green மாற்றி மாற்றி வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும் என்ன பாயிண்ட்ஸில் பண்ணலாம் டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு கால்ஸோட சேர்ந்து வரும் ஓப் ட்ரெண்டு புதுசாக ஆரம்பிக்கும் போது அந்த ஓப்பன் பாயிண்ட்லே உங்களுக்கு வந்து அது இப்போ பை கால்னால் பைன்னு வந்துடும் target one target two stop loss வந்துடும் அதே இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோம் செல் கால் செல் கால்னால் என்ன பாயிண்டில் செல்லு டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து வந்துடுது ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜிங்கில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நமக்கு இப்போ கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் கிட்டக்க ஆக போகுது இன்னமும் மார்க்கெட் வந்து செல் கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஈவன் நம்ம காப்பர்லேயும் இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ காப்பரில் இப்போதைக்கு ட்ரெண்ட் எதுவும் மாறலை மாறுச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆகுது நமக்கு மார்னிங்கில் நைன் ஃபைவ்க்கு டூ தேர்ட்டி டூ எயிட்டி ஃபைவ்ல வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸில் நமக்கு ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு பாயிண்ட் எயிட்டி அதுக்கப்புறம் இப்போ டுவெல் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் பாயிண்ட் கிடச்சிருக்கு டூ தேர்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல ட்ரேடிங் போகுது நமக்கு செல் கால் வந்தது two thirty two point eighty five இப்போ trading two thirty one seventy வரைக்கும் போயிட்டுருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா buy call two thirty four twenty ஃபைவ்ல போச்சு அது பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மேலே போச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் இது அதுக்கு ப்ரீவியஸ்க்காக வந்த sell call two thirty four ஃபிஃப்டியில் வந்தது மார்க்கெட் அன்றைக்கி நல்லா டவுன் டூ தேர்ட்டி எயிட்டி வரைக்கும் கீழே போச்சு ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணும்போது ரெக்கவரி ஆகும்போது இல்லை கீழே வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பை செல் பாயிண்ட்ஸ் இது நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் அதை பார்த்து நம்ம என்ட்ரி எடுத்து எடுத்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் சாடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவரி ஆகி பைக்காலாக சேஞ்ச் ஆகுது டூ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டியில் பைக்கால் வந்திருக்கு ஸோ மார்க்கெட் எப்படின்னா நல்லா இறங்குச்சு இறங்கி ரெக்கவரி ஆகுதுன்னொன்னே நமக்கு பைக்காலாக சேஞ்ச் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகி கீழே டூ தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் இப்போ பைக்காலாக சேஞ்ச் ஆயிருக்கு இப்படி தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகும் டார்கெட்ஸ் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு கால்ஸ் அப்படியே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா காப்பர் காப்பர் இப்போ நமக்கு ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஆகையில் பை கால் வந்திருக்கு seven fifty five point forty ஃபைவ்ல first target seven fifty seven point thirty three so அதுக்கு ப்ரீவியஸாக வந்து செல் கால் அதுக்கு ப்ரீவியஸ் டே ஒரு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வந்துச்சு ஸோ அது நல்லா செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் பைக்கால் அது ஆக்சுவலி பெருசாக போகும் ஏன்னா ரெண்டு மூணு நாள் முன்னாடியே ஜென்ரேட் ஆனது தொடர்ந்து பையிங் ட்ரெண்டில் ஏறிட்டே தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸாக ஒரே ட்ரெண்டில் காப்பர் இருந்துச்சு அந்தளவுக்கு ரைசிங்கில் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஸோ இது வந்து அப்போ ஜென்ரேட் ஆன பைக்கால் கண்டினியூஸ் ப்ராஃபிட்டில் இருந்துட்டு அடுத்து செல்காலாக நேற்று மார்ச் ஈவினிங் போல் அகெயின் மார்க்கெட் பைக்காலாக மாறினது இப்போ தான் வந்து மாறுது இப்போ டுவெல் ஃபிஃப்டிக்கு வந்த பைக்காலும் பாருங்கள் நமக்கு செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்தது செவன் ஃபிஃப்டி செவன் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு ஸோ ஜிங்க் அங்கே அந்த பைக்கால் வந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் பண்ணுற கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் காப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணிடுச்சு செவன் ஃபிஃப்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ட்ரேடிங் போய்கிட்டு நமக்கு seven fifty seven point thirty three தான் டார்கெட் வந்து ஃபஸ்ட் டாரட்டாக இருந்தது அதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது நமக்கு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் வந்ததை விட ஒரு டூ பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காப்பரில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஆல்மோஸ்ட் காப்பர் ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மூமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் என்ட்ரிஸும் ஒரே மாதிரி வர்றதுக்கு அதிக சான்சஸும் நமக்கு வந்து இருக்குது எப்போல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் கரெக்டான பிரேக் அவுட்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நல்ல நல்ல என்ட்ரிஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் இது சிக்னல் ஜென்ரேட்டர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜிங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் வந்தது டூ தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்துச்சு அது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ரைஸ் ஆகி செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு டூ தேர்ட்டி ஃபோர் எயிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு டூ தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டியில் வந்தது நல்லா ஒன் பாயிண்ட் மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பைசல் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த மாதிரி தான் டார்கெட்ஸ் ரீச் அவுட் ஆகுது இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ